வணக்கம் இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல் நான் கௌஷி ராதா மேம் கிளாஸ்ல எப்பவுமே ஒரு புதுமை இருக்கும் ஏதாவது புதுசா சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதாவது புதுசா செய்ய சொல்லுவாங்க யோசிக்க வைப்பாங்க ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா கண்டிப்பா பண்ணுவாங்க இப்படிதான் கடைசியா அவங்க பாடம் நடத்த வந்தப்போ கிளாஸ் ரூமே கிச்சனா மாத்திட்டாங்கன்னா பாத்துக்கோங்க ஆச்சரியமா இருக்குல்ல எப்படி அதை செஞ்சாங்க அப்படின்றத அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் இன்றைய அத்தியாயத்துல கேட்கலாம்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 எதுக்காக இப்போ ராதா மேம் அடுப்பு டம்ளர் ஸ்பூன் வாட்டர் பாட்டில்ஸ் ரெண்டு பேக்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாரும் கிளாஸ்ல தூங்காம பாடம் கவனிக்கிறக்காக ராதா மேம் டீ போட்டு தர போறாங்க போல அமைதியாரு சந்தோஷ் இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாரு ராதா மேம் ஒன்று பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அன்னைக்கு இருக்கு உனக்கு அந்த லாஸ்ட் ரெண்டு பெஞ்சில் என்ன சத்தம் சந்தோஷ் இங்க வா அட கடவுளே இப்பதானே சொன்னேன் அதுக்குள்ள மாட்டிட்டானே இப்ப நான் உன்னை என்ன செய்ய சொல்றனோ அதை அப்படியே எல்லார் முன்னாடியும் செஞ்சு கட்டணும் சரியா சந்தோஷ் ஓகே மேம் அந்த டம்ளர் எடுத்து அதுல தண்ணி நிரப்பு நிரப்பிட்டேன் மேம் நிரப்பிட்டியா இப்போ அந்த உப்பு பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கலக்கு ஆ கலக்கிட்டேன் மேம் உப்பு நல்லாவே கரைஞ்சிடுச்சு ஓகே இப்போ இன்னொரு பாக்கெட்ல மண் இருக்கும் அதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து டம்ளர்ல போட்டு கலக்கு பார்ப்போம் மண்ணையும் போட்டு கலக்கிட்டேன் மேம் எல்லா மண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகுது மேம் வெரி குட் எங்க போற சந்தோஷ் இல்லை மேம் எல்லாம் சரியாக செஞ்சுட்டேன்ல அதான் என்னோட இடத்துக்கு போகலாம்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் கிளாஸ்ல யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம சந்தோஷ் சரியா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் <laughs> அமைதியா இருங்க சந்தோஷ் செஞ்சதுல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு யார் அதை செய்ய வரா டீச்சர் நான் வரேன் டீச்சர் நான் டீச்சர் டீச்சர் நானு டீச்சர் நானு சுதா நீங்க வாமா மிச்சத்தை நீ செய் பார்க்கலாம் ஓகே மேம் சுதா இப்போ இந்த தண்ணியிலேருந்து உப்பையும் மண்ணையும் தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியுமா இந்த வடிகட்டியை வச்சு மண்ணை தனியாக எடுத்துடலாம் ஆனால் எப்படி மேம் தண்ணியில் இருந்து உப்பை பிரிக்க முடியும் வடிகட்டியை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் வடிகட்டியில் ஊற்றி மண்ணு பிரிச்சாச்சு இப்போ டம்ளரில் என்ன இருக்கு உப்பும் தண்ணியும் இருக்கு மேம் சரியா சொன்னேன் இப்ப இந்த அடுப்பை ஆன் பண்ணி அதுல பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துல இந்த உப்பு தண்ணியை ஊத்துறேன் மேம் எதுவும் சமைக்க போறாங்களோ சந்தோஷ் இப்ப பேசாம இருக்கலைனா நீ தான் வந்து செய்யணும் மேம் தண்ணிலாம் நீராவியா போகுது இதுக்கு பேர் தான் ஆவியாதல் நிகழ்வுன்னு சொல்லுவோம் மேம் இந்த பாத்திரத்துல வெள்ளை வெள்ளையா ஒட்டிருக்கு இதெல்லாம் என்ன மேம் நல்லா கவனிச்சிருக்கிற சுதா இதான் உப்பு உப்பு ஆவியாகாது தண்ணில கலந்திருக்கிற உப்பை இப்படிதான் பிரிக்கணும் சரி சுதா நாம இப்ப யூஸ் பண்ண இந்த உப்பு எப்படி வந்ததுன்னு தெரியுமா mmm, கடல் தண்ணியில இருந்து மேம் ஓ கடல் தண்ணியில இருந்து இப்படிதான் உப்பை பெருக்கிறாங்களா சுதா நாம் இப்போ பயன்படுத்தின இந்த உப்பு கடல் நீரை ஆவியாக்கி தயாரித்தது தான் கடல் நீரை ஆவியாக்கி எப்படி உப்பு தயாரிக்கிறாங்கன்னு கொஞ்சம் உப்பை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சாப்பாட்டில் கலந்துருக்கிற உப்பு இப்படி தான் தயாராகுங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது சரியா ம் இப்போ சரியா புரிஞ்சுது மேம் மறக்கவே மாட்டோம் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை பிரிக்கிறது சுவாரஸ்யமான வேலை தான் கடல் நீர்ல இருந்து உப்பை பிரிச்சு எடுக்கிற மாதிரி நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருளை பிரிச்சு பார்த்துருக்கீங்களா அதை எப்படி பிரிக்கிறாங்க எதுக்காக பிரிக்கிறாங்கன்னு நாளைக்கு வரும்போது கண்டிப்பா எழுதிட்டு வாங்க சரியா ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு சமுதாய வானொலியில் பொருட்களை பிரிக்க உங்களுக்கு தெரிஞ்ச செயல்முறைகளை எங்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்